பயங்கர வெயிலாக இருக்க அந்த நேரத்தில் அப்படியே சில்லுன்னு காற்று வீசும்போது மேகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் இருக்கும்போது மண் வாசனை பயங்கரமாக வீசும்போது அழகான தூரல் வரும்போது ஐயோ அப்படியே நமக்கு பிடிச்ச ஒரு சாங்கோட கையில் ஒரு டீயோட வேறு லெவல் ஃபீல்